அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வாக்கியப்படி ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி ஆகுது ஏன்னா ஒரு சில பேர் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு சில பேர் திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ அதுக்கு தான் ரெண்டு டேட்டு உங்களுக்கு நான் அதை கொடுத்துருக்கேன் இப்போ தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சக வீட்டுக்கு வராரு மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷப வீட்டுக்கு வராரு அப்போ தனுசு வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வராரு ராகு பகவான் அதே மாதிரி தனுசு வீட்டிலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு இப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் ரொம்ப அமோகமாக இருக்குது பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ இனி உங்களுக்கு நல்ல காலம்னு நினச்சிக்கோங்க இப்போ தனுசு வீட்டிலேருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனுசு வீட்டில் இப்போ குரு பகவான் இருக்காரு நவம்பர் மாதம் இரண்டாம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல சனியோடு இணைஞ்சிருக்காரு சனி தன் சொந்த வீட்டில் இருக்காரு திருக்கணிதப்படி ஆல்ரெடி மாறிட்டாரு வாக்கியப்படி டிசம்பர் மாதம் மாறுறாரு அப்போ அந்த சனி பயிற்சி ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துருச்சு இருந்தாலும் டிசம்பர் மாதம் நடக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் வலுப்பெறுது குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு அப்போ குரு பகவான் தன் வீட்டுக்குடைய குரு பகவான் தான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு அப்ப நீச்சபங்க ராஜயோகம்னே சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பணவரவு ஏதோ ஒரு மூலியமா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் தொழில் மூலியமாவும் நீங்க எடுப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்திருக்கும் வ வந்திருக்காது இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்கள் பணமே உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் வரும் கிடைக்கும் இது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்பீங்க இது ரைட் டைமு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பண வரவு வந்து அதிகரிக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதனால் எந்த வழியில் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் பண வரவு அதிகரிக்கும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சொல்லுவோம் அதனால் எல்லாமே வலுவாக இருக்குங்க நீங்கள் ஒரு விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதீங்க மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு ஒரு மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பார்த்து பொறுமையாக பேசுங்க அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தவறி வார்த்தைகள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட பிரச்சனைகள் அதிகரிக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் வாக்குஸ்தானமும் அதுவும் இருக்கிறதுனால சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வரும் வம்பு வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்காக அதெல்லாம் முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வந்திருக்கிறதுனால நித்திரையில பிரச்சனை கொடுக்கும் தூக்கம் சரியாக வராது தூக்கம் சரியாக இருக்காது லேட்டாக தான் நீங்கள் தூங்குவீங்க உங்களுக்கு ஜாப் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜாப்ல அடிபட்டு போயிடும் சப்போஸ் இல்லை ஜாப் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களால் சரியாக தூ தூங்க முடியாது நான் இதே தான் விருச்சக ராசிக்கு நான் அதுதான் சொன்னேன் ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால துலாமில் இப்போ தனுசு இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வரதுனால கண்டிப்பாக நித்திரை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அது ஓம் சாண்டிங் போட்டு நீங்கள் உட்காரணும் உட்காரும்போது உங்களுக்கு மன நிம்மதி மன அமைதி அது கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் எந்த சிந்தனையும் இருக்காது ஏன்னா பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா தொழில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணுமா இந்த இந்த சிந்தனைகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது என்ன பண்ணணும் அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நிறைய யோசிப்பீங்க அதனால இந்த யோசனை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நைட் வந்து தூங்குறதுக்கு உண்டான டைம் இது ஆனால் தூ நல்லா தூங்கி காலை நல்லா சீக்கிரம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணுங்கள் அது ரொம்ப உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தியானம் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்குங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆண்டு சிறப்பான ஆண்டு சேமித்து வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணுற எல்லா பணமும் நீங்கள் ஒரு சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க சேஃப்டி பண்ணிக்கோங்க நகைகளாக வாங்கி வச்சுக்கோங்க இடம் வாங்குங்க வீடு கட்டுற அமைப்பு இருக்குது அதுவும் கட்டுறதா இருந்தால் நீங்கள் வீடும் கட்ட ஆரம்பிச்சிருங்க சுப செலவுகளாக நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரைட் டைம் நான் நினைக்கிறேன் இந்த தனுசு ராசிக்கு ஏன்னா விரயசனி இதனால் வரைக்கும் கடந்து பார்த்தீங்கன்னா விரயசனி ஜென்மசனி இப்போ பாதசனி பாதசனி நல்லது தான் பண்ணிட்டு போவார் அதனால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இட தனஸ்தானத்தை இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடு வாங்குறவங்க கண்டிப்பாக வீடு வாங்குங்க இந்த ரைட் டைம் இது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்